ஒரு சின்ன பையனுக்கு பயங்கரமாக கோபம் வரும் தன்னோட மகன் இப்படி இருக்கானே அப்படின்னு அவனுடைய தந்தை மிகவும் கவலை அடைஞ்சார் மகனை கண்டிப்பாக திருத்தணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார் ஒரு பை நிறைய ஆணிகளை தன் மகன்கிட்ட கொடுத்து உனக்கு எப்பெல்லாம் கோபம் உச்சத்துக்கு போகுதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு ஆணியை எடுத்து இந்த மரவேலியில் நீ அடிக்கணும் அப்படின்னு சொன்னார் முதல் நாள் அந்த பையன் முப்பத்தேழு ஆணிகளை வேலியில் அடித்தான் அதாவது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முப்பத்தேழு முறை அவன் கடுமையாக கோபப்பட்டிருக்கான் அடுத்த சில வாரங்களில் அவன் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான் அதனால் அவன் வேலியில் அடிக்கிற ஆணிகளோட எண்ணிக்கையும் கணிசமாக குறைஞ்சது அடுத்த சில வாரங்களில் அவன் ஒன்று நல்லா உணர்ந்தான் வேலியில் ஆணி அடிக்கிறத விட கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்ற உண்மையை அவன் உணர்ந்தான் கடைசியாக ஒரு நாள் அவன் ஒரு தடவை கூட கோபப்படவே இல்லை அவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான் அந்த மகிழ்ச்சியான தகவலை தன் தந்தை கிட்ட சொன்னான் தந்தையும் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு தன் மகனுக்கு இன்னொரு வேலையை அவர் கொடுத்தாரு ஒரு நாள் முழுக்க ஒரு தடவை கூட நீ கோபப்படலைன்னா மரவேலியிலிருந்து ஒரு ஆணியை நீ பிடுங்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் தந்தை சொன்னபடியே மகன் செஞ்சான் பல வாரங்களுக்கு பிறகு அந்த நாள் வந்தது மரவேலியில் இருந்த அனைத்து ஆணிகளையும் அவன் பிடுங்கிட்டான் அதாவது அத்தனை நாட்கள் அவன் கோபப்படாமல் இருந்தான் தந்தை மகிழ்ச்சி அடைஞ்சாரு தன் மகனோட கையை பிடிச்சுக்கிட்டு மரவேலி கிட்ட போனார் நீ கோபப்படாமல் வாழ கற்றுக்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு புன்னகையோடு அந்த தந்தை மகன்கிட்ட சொன்னார் மகனே இந்த வேலியில் இருக்கிற ஓட்டைகளை நீ பார்த்தியா இனி இந்த வேலி முன்பை போல இருக்க இருக்க முடியாது இது மாதிரி தான் நீ கோபத்தில் பேசுகிற கொடிய வார்த்தைகள் மற்றவங்க மனசில் ஆறாத வடுவாக தங்கிடும் நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் அவங்கள விட்டு செல்லாது அப்படின்னு தந்தை மகன்கிட்ட சொன்னார் கோபத்தோட கொடுமையை மகன் அப்போ தான் உணர்ந்தான் அதனால தான் திருவள்ளுவர் இது சம்பந்தமா ஒரு குரல் சொல்லியிருக்காரு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்கள் எப்படி கையாளுவீங்க அப்படின்னு மறக்காமல் பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்